ஜெய் சாய்ராம் இன்றைக்கி வந்து ஜீரக ரசம் பண்ண போகிறோம் இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரகம் சேர்க்கறதுனால இது வந்து ஜீரண சக்தியை வந்து நமக்கு நல்லா கொடுக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வந்து பார்ப்போம் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஜீரா ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் இந்த கொஞ்சம் புளியை தான் நான் வந்து இதில் நினச்சி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த துவரம்பருப்பை மட்டும் கொஞ்சம் சிவப்பாக நம்ம வறுத்துட்டு இதில் வந்து ஜீரகத்தையும் போட்டு நம்ம இது மாதிரி அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வைக்கணும் நான் வந்து வறுத்துட்டு ஜீரகத்தையும் சேர்த்து ஜீரகத்தை வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு வரமிளகாய் வந்து போடுறேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கணும் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து ஊற்றுறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் இப்போ சாம்பார் பொடியும் புளியும் நல்லா பச்சை வாசம் போகட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் புளி வாசம் சாம்பார் பொடி வாசம்லாம் போயிடுச்சு இப்போ நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் துவரம்பருப்பையும் ஜீரகத்தையும் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வேணுங்கிற தண்ணியும் ஒன்றா ஊற்றிக்குவோம் இப்போ வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடுறேன் இது வந்து நுர கூட்டின உடனே நம்ம வந்து இறக்க வேண்டியதுதான் இப்போ நிற கூட்டி கொதி வருது இப்போ இறக்கிட்டு நம்ம வந்து தாளிப்போம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன் இப்போ பெருங்காயம் கருவேப்பிலை இருந்தால் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லாதனால நான் இப்போ போடல ஜீரக ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம துவரம்பருப்பை வறுத்துட்டு ஜீரகத்தையும் போட்டு அரைக்கிறதுனால இதோட வாசமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு வாசமும் ரொம்ப பிடிச்சி போயிடும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது ரசமே பொதுவாக ஜீரணத்துக்கு நல்லது இந்த ரசம் வந்து மெயினாக நம்ம ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கனால இது ஒரு வித்தியாசமான சுவையும் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ